நாங்கள் இத்தனை வருஷம் ஆனிவர்சரி கொண்டாட போகிறோம் ஒம்பதரை மணிக்கு சாராங்களும் டைம் இஸ் லேட் அது சுரேச்சலமாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி கூட உன் விதி அவ்வளோதான் நீ பார்க்காம இல்லை சாக்கடையில் கிடக்கிற நாய்களுக்கு சவுடி கணக்கில் கார் வச்சுருக்க ஒருத்தரோட ஒருத்தர் அதை பார்த்து அதை போமிட்டிங் அப்படின்னு சொன்னால் இருபது பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ரெண்டு பேர் நினைப்போம் டீமு நம்ம பிஸ்னஸ்ஸு நம்ம டீமுக்குன்னு ஒரு கல்ச்சரு கலாச்சாரம் சிஸ்டம் இதை கிரியேட் பண்ணுவோம் எம்எம்ஜி முன்னாடி எல்லாமே ஒன்று தான் சுரேச்சலமாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி எம்எம்ஜிக்கு முன்னாடி எம்எம்ஜி டைம் முன்னாடி எல்லாமே ஒன்று நான் இப்போ ரீசெண்டாக கேட்டேன் எங்கேயோ ஒருத்தவங்க வந்து நாங்கள் இத்தனை வருஷம் அனிவர்சரி கொண்டாட போகிறோம் ஒம்பதரை மணிக்கு சேரம் சொல்லி பத்தரை மணி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல என்னடா ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க என்னடா பிளானிங் பண்ணீங்க உங்கள் லட்சணம் இந்த லட்சத்தில் நீங்கள் கம்பெனி கூட்டு போனீங்க இன்னும் எத்தனை அனுசரி கொண்டாடுவீங்களா இப்படி தான் சொத்த சத்தியாக கொண்டாடுவீங்களா எம்எம்ஜி முன்னாடி எவனுமே கிடையாது எப்பேற்பட்ட கொம்பை சிஎம் பிஎம் யார் எங்கே வந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆஃபீஸர் மிலிட்ரி ஆஃபீஸர் யாராக இருக்கட்டும் எம்எம்ஜி டைம்னா எந்த கொம்படாக இருந்தாலும் சரி எட்டு மணினா எட்டு மணிக்கு அங்கே உட்காந்துருக்கணும் இன்ஃபேக்ட் எட்டு மணிக்கு முன்னாடி உட்காந்துருக்கணும் எயிட் டாட் ஜீரோ ஜீரோக்கு ஓப்பனிங் பண்ணும்போது உள்ளே இருக்கணும் ஆன் டைம் இஸ் லேட் அப்படின்னு நம்புறது எம்எம்ஜி எம்எம்ஜி முன்னாடி எந்த கொம்பனும் எவனுமே கிடையாது எவனும் ஒருத்தன் கூட கிடையாது எம்எம்ஜிக்கு மேலே அவன் எவ்வளோ பெரிய சொத்து வச்சுருக்கட்டும் அவன் எவ்வளோ கோடி இருக்கட்டும் கோடியை கொடுக்கட்டும் அவன் எத்தனை கோடி கார் வச்சுருக்கட்டும் எவ்வளோ சொத்து வச்சுருக்கட்டும் மாதம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி சம்பாதிக்கட்டும் எம்எம்ஜி முன்னாடிலாம் தூசு எம்எம்ஜிக்கு முன்னாடி எவனுமே ஒன்றும் கிடையாது எம்எம்ஜியில் என்ன ரூல்ஸ் என்ன ப்ராசஸ் இருக்கோ எவனாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணும் அது சுரேச்சலமாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ணி ஆகும் எம்எம்ஜிலேருந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா எம்எம்ஜியில் யாராக இருக்கட்டும் எந்த டீமாக இருக்கட்டும் பேசிக்காக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எம்எம்ஜியில் ஒருத்தர் மெசேஜ் வருதுன்னா எவனாவது எம்எம்ஜி மெசேஜை மிஸ் பண்ணான் எம்எம்ஜி மெசேஜில் யாரோ ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா சுரேச்சில் மெசேஜ் மட்டும் இல்லை யாரை மெசேஜாக இருந்தாலும் சரி அது சுரேஷில் மெசேஜ் தான் அது எம்எம்ஜி மெசேஜ் தான் அந்த எம்எம்ஜி மெசேஜை மிஸ் பண்ணோம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபோன் மிஸ்டேக் அந்த மிஸ்டேக்கை மிஸ் பண்ணிட்டானா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு காலி அதுக்கப்புறம் உனக்கு திரும்ப ரிமைண்ட் பண்ணி கூப்பிட்டு இந்த கதையெல்லாம் கிடையாது போடா உன் விதி அவ்வளோதான் நீ பார்க்காம விட்டுட்ட உன் விதி அவ்வளோதான் கனெக்ட் கேஷ் த பஸ் பஸ்ஸை மிஸ் பண்ணி விட்ரு நீ இந்த தடவை ஃப்யூச்சரில் இருந்தால் பார்க்கலாம் எம்எம்ஜிலேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அப்படி ஆண்டனா மாதிரி எல்லாம் உசாராக இருந்தேன் ஏன் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு என்ன ரிப்ளை பண்ணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் எப்படி ஒரு புலி ஒரு ஏரியாவில் என்ட்ரி அடிச்சுட்டு அப்படின்னா மானுங்கள்லாம் அலர்ட் ஆயிரும் அப்படி காலை போட்டு ரோசம் வால்லாம் டிக்கு டிக்கு ஆட்டம் எல்லாம் அப்படி நிற்கும் அப்படி அப்படி இருந்தவங்க மட்டும் தான் எம்எம்ஜி கூட ட்ராவல் பண்ண முடியும் எம்எம்ஜி முன்னாடி எவனும் ஒன்று கிடையாதுன்னா எல்லான்னு ஒன்று தான் ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சிஸ்டம் அதை அப்படி ஃபாலோ பண்ணி ஆகணும் எத்தனை தடவை குளிக்காமல் சாப்பிடாமல் அரையும் குறையுமா சாப்பிட்டு விற்கி தண்ணி குடிக்காமல் இருந்த பொருள் சாப்பிட முடியாமல் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஓடி வந்துருக்கோம் தெரியுமா பாதி டாய்லெட் போய் போகாமல் ஏன்னா அப்பாயின்மெண்ட் முன்னாடி எதுவுமே ஒன்றும் கிடையாது யாருக்கும் சோமில் அட்மிட் கிட்பட்டு என்ன கதையாக இருக்கட்டும் அப்பாயின்மெண்ட் அங்கே நின்று ஆகும் இங்கே நிறைய பேர் எம்எம்ஜியில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தண்ணிக்கு தரைக்கும் அப்படியே சுற்றிட்டு போனோம் இவனெல்லாம் எம்எம்ஜியில் ட்ராவல் பண்ண முடியாது ரெண்டாவது வந்து நான் சொல்கிற அதே கமிட்மெண்ட் எம்எம்ஜி சொல்கிற அதே கமிட்மெண்ட்டு எம்எம்ஜிலேருந்து உங்களுக்கு கடைசி மெசேஜாக இருக்கும் போனால் நீ தான் போகணும் அவனே நாங்கள் யாரையும் அது வரைக்கும் உங்களை விட மாட்டோம் ஆனால் மெசேஜுக்கு ரிப்ளை மட்டும் பண்ணலன்னு மௌனே உனக்கு அதோட கதை கந்தல் அதாவது ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த கமிட்மெண்ட்டை நீ நிறைவேற்றலை அல்லது அது போதுமான கமிட்மெண்ட் ஏன் பண்ணல என்ன பண்ணலன்னு அட்வான்ஸாக சொல்லலை நீ கமிட்மெண்ட் சொல்லிவிட்டு உனக்கு காணாமல் போனேன்னா உன்னையெல்லாம் போயிலும் மோசமாக பண்ணிடுவோம் இதெல்லாம் சாக்கடையில் கிடக்கிற நாய்களுக்கு சமம் இந்த மாதிரி கூட்டம்லாம் எம்எம்ஜி ஜெல்லட்ரா நீ எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்துட்டு போ பதவி இருந்துட்டு போ சொத்தை வச்சுக்கா எவ்வளோ பெரிய பருப்பாக இருந்துட்டு போ எவ்வளோ பெரிய அப்ளைனாக இருந்துட்டு போ கூடி கூடிய சம்பாதி எங்கள் முன்னாடிலாம் நீ ஒன்றுமே கிடையாது சொன்ன கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியாது எவனுமே எம்எம்ஜிக்கு எம்எம்ஜி முன்னாடி மதிப்பு கிடையாது உனக்கு அதே மாதிரி எம்எம்ஜியில் வந்து எத்தனை கோடி சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும் எம்எம்ஜியில் வந்துட்டாங்கன்னா எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் எம்எம்ஜி கோச் இருக்காங்கன்னா அது எம்எம்ஜி கோச்சு எம்எம்ஜிக்கு மதிப்பு கொடுத்தாகணும் சரி அந்த போய் எம்எம்ஜி கோச்சுக்கிட்டையும் ட்ரைனர்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது நிறைய பேர் இது மாதிரி நிறைய போஸ்ட்லாம் வந்திருக்கு பிஎம்டபிள்யூ வச்சுக்கோ ஜாகோர் வச்சுக்கோ நீ மெர்க் வச்சுக்கோ எத்தனை கோடி காரை வச்சுக்கோ ஆனால் எம்எம்ஜிலேருந்து படிச்சுனா அதுக்குள்ளே ஹோம்ஒர்க் அதுக்குள்ளே டைமிங் அதை கண்டிப்பாக நீ ஃபாலோ பண்ணி ஆகணும் உனக்காக எம்எம்ஜி மாறாது எம்எம்ஜிக்காக நீ மாறணும் நீ மாறாதுக்காக தான் அங்கே வந்திருக்கேன் இப்படி நான் ஒரு போஸ்ட் போட்டு உண்மையிலே கோடிக்கணக்கில் கார் வச்சுருக்க ஒருத்தரோட ஒருத்தர் அதை பார்த்து அதை போஸ்ட் பண்ணிவிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு பண்ணார் எஸ் இங்கே அப்படி தான் எம்எம்ஜியில் சரியா எந்த பணத்துக்கும் பதவிக்கு அங்கே அசர்ற ஆளுகள் கிடையாது இதை வந்து எம்எம்ஜியில் திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு எடுக்க முடியாது இது வந்து இங்கே இப்படி தான் இந்த சிஸ்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும் எப்பேற்பட்ட கொம்பனா தான் சரி அதை செஞ்சு தான் ஆகணும் கமிட்மெண்ட் கொடுத்தா கமிட்மெண்ட் செமினார் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஓகே அப்போ கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் அட்டாக் முடிஞ்சு மேபி ஒரு மாதத்துக்குள்ளே பெட்டிலேருந்து பெட்டிலே தான் இருக்கணும்னு சொல்லி இருந்த காலம் ஐசியூசில் ஐசியூவில் இருந்து அதுக்கப்புறம் நான் ஒரு மாதத்தில் போய் ட்ரைனிங் நான் பண்ணினேன் ஒன்று ஒன்று என்னென்னா நின்றுக்கிட்டு பண்ண முடியல ரொம்ப டயர்டு அப்பப்போ உட்காந்து உட்காந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் சொன்ன கமிட்மெண்ட் சொன்னதை நிறைவேற்றி ஆகணும் உங்கள் மீட்டிங் உங்கள் உங்கள் கம்பெனி உங்கள் சிஸ்டம் உங்கள் டீம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா எந்த கொம்பனுக்காவது அவனுக்காவது சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லாட்டா உங்கள் உங்கள் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி அந்த சிஸ்டம் முன்னாடி எல்லோரும் தலைவணங்குறோம் அப்படின்னு எவனுமே சிஸ்டத்துக்கு மேலே கிடையாது அப்படின்னு இருக்கீங்களா உங்கள் கம்பெனியில் நிறைய பேர் ஹோம் மீட்டிங் அப்படின்னு சொன்னால் இருபது பேர் சொல்லியிருக்காங்க சார் ரெண்டு பேர் நிற்போம் மற்றவங்களாம் காணாமல் கூப்பிட்டா வரமாட்டேங்க அப்படின்னு எம்எம்ஜியில் இருபது பேர் சொன்னால் முப்பது பேர் வருவான் அது எல்லாம் இந்த கெத்து இங்கே திமுரு அந்த படிப்பு அந்த பேசுகிற முறை உண்மையாக இருக்கிறது இதுதான் அங்கே வேலை செய்யும் எம்எம்ஜி வந்து இக்னோர் பண்ணுது அப்படின்னு நீ எங்கேயாவது எம்எம்ஜி இக்னோர் பண்ணியிருப்பேன் எந்த மெசேஜ்க்காவது ரிப்ளை கொடுக்காமல் இருந்திருப்ப ஓபி அடிச்சிருப்ப சொன்னதை செய்யாமல் இருந்திருப்ப அது ஒரு விஷயம் ரெண்டாவது நேராக ஃபேஸ்புக் அன்ஃப்ரெண்டு கூட்டம் அன்ஃப்ரெண்டு வேணா நீ கூட்டத்தில் இருப்ப ஆனால் உன்னை சல்லி காசுக்கு எம்எம்ஜி மதிக்காது சரியா உனக்கு திடீர்னு கொம்பு பொழைச்சிட்டுனா டே நீ மூக்கு ஒடிச்சிட்டு வந்த பையடா உனக்கு சொல்லிக் கொடுத்து படிக்க வச்சுவேன் மூக்கு ஒடிச்சிட்டு டவுசர் போட்டு வந்த உனக்கே இப்படி இருந்துச்சு அப்படின்னா சொல்லிக் கொடுத்த எம்எம்ஜிக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் நீ இன்றைக்கி படித்து பெரிய ஆகிட்டு சம்பாதிச்சுன்னா பெரிய ஆள் ஆடி என்றைக்குனாலும் பருப்பு பருப்பு தான் நீ அவ்வளோதான்டா அதே மாதிரி எம்எம்ஜியில் ஒரு தடவை பணம் கொடுத்துட்டாங்கன்னா அவன் தேடி பிடிச்சி அவன் கொடுத்த பணத்தை படிக்கணும் இல்லையா அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டி வெரைட்டி பண்ணுறது எம்எம் கொடுக்காம எம்எம்ஜி மாதிரி இந்த உலகத்தில் இந்த இந்தியாவில் இன்ஸ்டியூட் வந்தால் இந்த உலகம் நல்லாயிருக்கும் இந்தியா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு காலேஜிலும் படிக்கும்போது அவன் எத்தனை லட்சம் கொடுத்து படிக்கான் இல்லையா டீச்சர் ட்ரைனிங் ஒரு லட்சம் ஒன்று லட்சம் எல்லாத்துக்கு கொடுத்து படிக்கான் படித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட் பொறுப்பு எடுக்காங்களா எத்தனை லட்சம் கொடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு அத் அத்தனை லட்சத்தில் ஒரு பத்து பர்சன்டாவது சம்பளம் எடுக்கானா உனக்கு உனக்கு காசு கொடுத்த அந்த காலேஜ் கொடுத்த பைசா சம்பளம் எடுக்கானா எந்த காலேஜ் எந்த பிரின்சிபல் எந்த வைஸ் பிரின் எவ்வளோனாவது போய் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை தட்டி பிடிச்சி பார்த்துருக்கீங்களா எவனாவது ஒருத்தன் ஒன்று ரெண்டு பேர் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் போட்டோ மட்டும் போட்டு இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணி இன்னும் கூட்டத்தை எப்படி கூப்பிட்டு வரலான்னு பார்க்கிங்க இருக்கீங்களா எம்எம்ஜி இருக்கும் எவன் உள்ளே வந்துட்டானோ அவன் கடைசி வரைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் அவன் கூட இருக்கும் எம்எம்ஜியில் பொதுவாக நடக்கிற விஷயம் சம்ப எம்எம்ஜிக்கு பணம் கொடுத்துட்டு ஒரு மாதம் அவன் எம்எம்ஜிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தானோ பத்து மடங்கு ஒரு மாதம் சம்பாரித்து போகிறவன் நிறையவே இருக்கான் சம்பாரிச்சு போனவன் சம்பாரிச்சவனுக்கு கொம்பு விளைஞ்சுன்னு போயிடுவான் ஆனால் சம்பாதிக்கவனை சம்பாதிக்க வைக்கிறவங்க கூட இருக்குது நாங்கள் இருப்போம் அதில் நிறைய லாயல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எப்பவும் எங்கள் கூட இருக்கு நல்ல சம்பாரிச்சிட்டு எங்கள் கூட இருக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க இப்படி ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும் நம்ம டீமு நம்ம பிஸ்னஸ்ஸு நம்ம டீமுக்குன்னு ஒரு கல்ச்சரு கலாச்சாரம் சிஸ்டம் இதை க்ரியேட் பண்ணும் இந்த சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போகும் எவனா ஒருத்தனை கேட்டு செய்யணும்னு கட்டாயம் கிடையாது ரூல்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணும் இதுதான் ரூல்ஸ் வந்தானா அடி அவ்வளோதான் இதை செய்யணும் அதை வெட்டணும் இதை குத்தணும் அவ்வளோதான் மூணு நாள் ஒருத்தன் ஒரு நாள் ரெண்டு நாள் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா மூணாம் நாள் தூக்கிடுவாங்க நீங்கள் எவ்வேறுபட்ட கொம்படம் இருந்தாலும் சரி தூக்கிடுவாங்க அவர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு அந்த கேள்வி கிடையாது தூக்குறது தூக்கு மற்றது அதை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு it's a system it's a rule இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எப்படி க்ரியேட் பண்ணணும் கம்பெனியை சைக்காலஜிக்கலாகவும் எல்லோரும் மனசார இருக்கணும் இல்லையா ஹிட்லர் ரூல் மாதிரி பண்ண முடியாது இது எல்லோரும் விரும்பி பண்ணணும்